நண்பா வெல்கம் பேக் டு எஜ்ஜிகே மேன் நண்பா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரம்ஜான் ஈவெண்ட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரம்ஜான் பஸ்ஸில் உங்களுக்கு பஸ்ஸில் ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா கூட போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ஈவெண்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா பெரிய பிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வரும் பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளும் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ரம்ஜான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்ரெட் வந்து ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இன்னுமே வந்து இந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் உள்ளான பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சர்வர் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவன் சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து விட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட் தெரியாது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பிளாக் பண்ணி கொஸ்டின் மார்க்கில் விட்டுருவாங்க இது பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சொல்லாத ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் வர போகிறாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்க போது இந்த ஒரு பிளாக் கலரில் இருக்கிற கொஸ்டின் மார்க்லாம் அந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும் போது பெட்டு பார்த்தீங்கன்னா வந்து லூட் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கனு அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீலாம் கொடுத்துருவாங்க அதாவது ஃப்ரீயாக கேலண்டர்லாம் விட்ருவாங்க கேலண்டர் என்னென்ன ரிவார்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நண்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிவில் தான் வரப்போகுது என்ன ஃபேக்ட்ரிகள் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் அந்த ஃபேக்ட்ரிவில் தான் வரப்போகுது அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த அமௌண்ட் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கார்ட்டூன் படம் பார்த்துருந்தா அப்போ ஒரு சுட்டி டிவி படம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பளி வந்து பறந்து வர மாரி வந்த ஒரு ஜீனி வந்து ஒரு எப்படி சொல்கிறதோ கப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊதி விட்டா அப்படியே வரும்ல அதுமாரியே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பளியில் வந்து வர மாரி கொடுத்து ஒரு கப்பு மாரி கொடுத்துட்டு அப்படியே தேய்ச்சா பார்த்தீங்கன்னா வந்து ஜீனி வர மாதிரி அப்படியே வந்து ஒரு எமௌண்ட் இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு கேட்டை அப்படியே ஒரு எமௌண்ட்ஸும் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு எமௌண்ட்டாக வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து கம்பெனியில் வந்து வரப்போது பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் பெஷலாக ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் காலரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ஒரு கார் ஸ்கீம் கொடுத்துருக்க மாதிரி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டார் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சர்வரும் கொஞ்சம் ஆட் பண்ணிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எண்பது சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து கேலண்டர் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரீயாக ஒரு ஜீப் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஜிரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ரிவர்ஸ்லாம் தர மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டார் ஒன்று கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜீப் ஸ்கின் வந்து ஃபஸ்ட் வெட்டார் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் வெட்டார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக அக்யூரிச்சி எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க ரேஞ்செலாம் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தான் பார்த்தீங்கன்னா வெட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிச்சு அளவுக்கு கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் பஸ்லாம் வந்து அப்போ வரும்போது எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஜீப் ஸ்கின் கொடுத்துருவாங்க மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் தான் கொடுத்துருவாங்க ரம்ஜான் பஸ்ஸில் எல்லா ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் தான் இருக்குது நீங்கள் வந்து வேறு கலர் வந்து எதிர்பார்க்க முடியாது ரம்ஜான் பஸ்ஸில் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் தான் வந்து இருக்க போகுது எல்லா ஈவெண்ட்ஸும் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்கை அப்படியே எடுத்துகிட்டு உடனே அப்படியே க கம்பீரமாக இருக்கும் மாரி கொடுத்துறாங்க அவங்க ஃப்ரீ ஃபயரில் வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் அப்டேட் வரும் அப்படி சொல்லுவாங்க ஃப்ரீ ஃபயர் வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அதில் அதில் பார்த்திங்கன்னா ஜீப் ஸ்கின் வந்து மாஸ்டர் ட்ரக் வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா செரோல்லையும் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் வந்து வரப்போது காலண்டர்லேயும் அப்டேட்லாம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ரம்ஜான் பஸ்ஸெல்லாம் வந்து அப்போ வரும்போது ஈவெண்ட்ஸ்லாம் அதில் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன் இந்தியன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேலண்டர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வ் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு கேலண்டர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் யூன் மாரி தான் இருக்கான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வந்து ரிவார்ட்ஸ் தர மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மேஜிக் வந்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா அந்த லீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேஜிக் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் கொடுத்துருவாங்க அடியில் பாருங்கள் இந்த ஸ்கோல் டர்ன் பண்ணி அவர் எமௌண்ட்ஸ் கொடுத்துறாங்க அப்புறம் வந்து டபுள் பேரர் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கொடுத்த ரிவார்ட்ஸ் பற்றி அப்படியே கொடுத்துறாங்க ஒரு மேஜிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தர மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு ரம்ஜான் யூனிவர்சல் பஸ்ஸில் கேலண்டரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த கேலண்டர் வந்து போய் வா பாருங்க இருக்கான்னு இருந்துச்சுன்னா உங்கள் லக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேலண்டர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணிட்டு மேட்ச்சுக்கு வந்தால் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா எல்லாம் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணால் அப்படியே பார்த்துருப்பீங்க இதுமாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு இனிமேல்